ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகிய கத்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனாகிய கத்தர் கிருபையினால் உண்டான எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக நாம் இப்பொழுதும் கற்றுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வாசிக்கலாம் சங்கீதத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கற்றுடைய வார்த்தை நீதியின் வழிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை கத்தர் மீது மாத்திரம் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை உலகத்தின் மீதும் உலகத்தின் உள்ளவைகள் மீதும் தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்கள் பாரம்பரியத்தின் மீது தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறார்கள் நேரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் நட்சத்திரங்கள் மீது தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்கள் பொன்னின் மீதும் பொருளின் மீதும் தன்னுடைய நம்பிக்கை வைக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது மாம்ச தன் மாம்சமானதை நம்பிக்கொண்டு இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தன் மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு மாம்சமானதை நம்பிக்கொண்டு இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே ஒருபோதும் இந்த உலகத்தின் மீதும் உலகத்தின் உள்ளவைகள் மீதும் இல்லையென்றால் உங்களையே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்காதபடிக்கு உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மீது இருக்கட்டும் வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை கத்தர் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ் நம்பிக்கையும் ஒவ்வொரு விதமான காரியத்தின் மீது இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய நம்பிக்கையோ இந்த உலகத்தின் மீது ஒரு காலமும் இந்த உலகத்தின் உள்ளவைகள் மீதும் இருக்காதபடிக்கு எப்போதும் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய ஞானத்தின் மீதோ உங்களுடைய பலத்தின் மீதோ இல்லை என்றால் உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மீதோ எதிர் மீதும் உங்களுடைய நம்பிக்கை வைக்காதபடிக்கு இன்றைக்கு உங்களை குறித்து மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தராகிய தேவனை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராகிய எகோவா நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை ஏதோ ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மீது மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை கத்தர் மீது அல்ல எப்பொழுதும் கத்தரை நாம் நம்பி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நம்முடைய நம்பிக்கை இந்த பூமியில நாம் வாழுகிற ஒவ்வொரு நாடும் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய புருஷன் உங்களுடைய கணவன் மீதோ இல்லை என்றால் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மீதோ பிள்ளைகள் மீதோ உடன் பிறந்தவர்கள் மீதோ உங்களுடைய நம்பிக்கை யார் மீதும் நீங்கள் வைக்காதபடிக்கு கத்தரை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நம்பிக்கையாக கொண்டு இருங்கள் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தராகிய எகோவாவை நீங்கள் என்றென்றைக்கும் நீங்கள் நம்புங்கள் என்றென்றைக்கும் உங்களுடைய நம்பிக்கை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும் உங்களுடைய நம்பிக்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே அதாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தராகிய எகுவாவை என்றென்றைக்கும் நீங்கள் நம்புங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும் பாருங்கள் நம்ம ஆரம்பத்திலே நம் நன்றாக நம்பிக்கையாகத்தான் இருப்போம் சிலர் ஆரம்பத்திலே அவர்களுடைய ஆரம்பம் நன்றாக இருக்கும் ஆரம்பத்திலே கத்தர் மீது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை வைப்பார்கள் ஆனால் நாட்கள் ஆக ஆக சில நேரங்களிலே உபத்திரவங்கள் அதிகமாகும் சில நேரங்களிலே பாடுகள் வரும் வேதனைகள் போராட்டங்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை பாருங்கள் முடிவிலே அந்த நம்பிக்கை இழந்தவர்களாக பாருங்கள் கிறிஸ்துவையும் அவருடைய அன்பை விட்டு பின்வாங்கி போய் விடுவது உண்டு ஆனால் வேதத்தில் நீங்கள் ஜானிப்பீர்கள் என்றால் எப்ரையர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம் தேவ பிள்ளைகளே நம்முடைய நம்பிக்கை ஆரம்பத்திலே கொண்டிருந்தது எப்படியோ அது அதைவிட முடிவிலே அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆப்ரஹாமை குறித்து வேதத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது பாருங்கள் நம்பிக்கை என்றால் விசுவாசம் என்று சொல்லப்படும் பொழுது அது ஆப்ரஹாமை குறித்து நாம் அதிகமாய் தியானிக்க முடியும் நல்ல ஒரு விசுவாச ஒரு வீரன் நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் வேதத்திலே ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவனுடைய நம்பிக்கை அவன் கத்தன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அவனுடைய விசுவாசத்தில் கொஞ்சம் கூட அவன் தளரவில்லை பாருங்கள் கத்தரவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றுதான் கர்த்தர் ஆபிரஹாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் ஆரம்பத்திலே ஆனால் பாருங்கள் நாட்கள் ஆக ஆக பாருங்கள் அவனுடைய நம்பிக்கையில் அவனுக்கு ஒரு குறைவு வரவில்லை பாருங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை எப்படியோ முடிவு பரியந்தமும் அந்த நம்பிக்கையிலே ஆபிரகம் உறுதியாக இருந்தார் தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களிலே சில காரியங்களை தேவன் தாமதம் பண்ணலாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சில வாக்கு தத்தங்களை தேவன் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதமாகும் பொழுது உன் இருதயம் சோர்ந்து போகாத படிக்கி உன் நம்பிக்கையில் நீ குறை உள்ளவனாக மாறாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை அந்த நம்பிக்கையிலே கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலே நீ நான் அந்த நம்பிக்கையிலே ஒரு உறுதியாக நில் கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்ற நல்ல ஒரு விசுவாச அறிக்கையிடு தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையில ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் ஒரு தளர்வு ஒரு காலம் ஒரு தளர்ந்து போய்விடக் கூடாது வேதத்தில் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள் யோகனுடைய மனைவி நம்பிக்கையில அவளுக்கு ஒரு தளர்வு வந்தது ஆனால் யோகுக்கு அவர் சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான் யோகனுடைய மனைவியினுடைய நம்பிக்கையில ஒரு தளர்வு அது நிமித்தமாகத்தான் அவளிடத்துல ஒரு அவிசுவாசமான வார்த்தைகள் வந்தது ஆனால் யோகு ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை அவர் முடிவு பறிந்த அதில் இவர் உறுதியாக இருந்தார் பாருங்கள் அவர் சொல்லுகிற என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் அவ்வளவு உபத்திரவங்கள் யோகனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு போராட்டங்கள் அவ்வளவு வேதனைகள் இழப்புகள் சொல்ல முடியாத பாரங்கள் வேதனைகள் எல்லாம் அவரை நெருக்கும்ன போதிலும் கூட பாருங்கள் வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகள் அவரை சூழ்ந்து இருக்கும் போது கூட அவர் நம்பிக்கையிலே சிறிதளவு கூட அவர் தளர்ந்து போகவில்லை அவர் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே உன்னிடத்துல தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நம்பிக்கையில ஒரு உறுதியை உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் நம்ப வேண்டும் கர்த்தரை கர்த்தரை நம்புகிறவர்களோ ஓ நம்புகிறவர்களோ உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்கள் வைக்கப்படுவார்கள் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கட்டும் மனுஷன் மீது அல்ல உங்களுடைய நம்பிக்கை கர்த்தன் மீது மாத்திரம் இருக்கட்டும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்று செப்பனியா மூணு பனிரெண்டில் எழுதப்பட்டு இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை கத்தர் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற எது மீதும் நம்முடைய நம்பிக்கை வைக்காதபடிக்கு நாம் நம் மீது மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னுமாய் நீங்கள் ரெண்டு குருந்தியர் முதல் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் அப்போஸ்தாகி பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லுகிறார் பாருங்கள் அந்த வாக்கு தத்துவத்தின் மீது இந்த நம்பிக்கையை குறித்து அவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைங்களுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் தந்திருப்பார் ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தின் மீது ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை வைங்கள் அவர் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி சில நேரங்களிலே சில வாக்கு தத்தங்களை உடைய வாழ்க்கையில தேவன் சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சில தடைகள் வரும் சில போராட்டங்கள் வரும் சில தாமதங்கள் வரும் ஆனால் நீங்கள் அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து கொஞ்சம் கூட துளி அளவு கூட நீங்கள் அவிசுவாசமாக இராதபடிக்கு நம்பிக்கையற்றவர்களாக இராதபடிக்கு அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து நம்பிக்கையோடு கூட நீங்கள் காத்திருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே வாக்கு தத்துவத்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர் ஒரு அரசியல்வாதி அல்ல கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் போவதற்கு பாருங்கள் இன்றைக்கு அரசியல்வாதிகளை கூட இன்றைக்கு சிலர் நம்பி விடுகிறார்கள் ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை இன்றைக்கு அநேகர் நம்புவதில்லை தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஒருவேளை உன் பிள்ளை குறித்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கலாம் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தில் சில வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு தந்திருக்கலாம் சில நேரங்களில் அது தாமதமாகிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தைரியமாக இருங்கள் நிச்சயம் என் தேவன் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இருங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய சொன்ன வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை என்னவென்றால் உன்னுடைய நம்பிக்கை என் மீது இருக்கட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்துங்கள் ஆண்டவராகி தேவன் இந்த நாளிலே உங்களை அபரிவிதமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மீது நாம் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி வேதத்திலே ஒரு சில வசனங்களை கூட நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் முதலாவதாக சங்கீதம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அது சொல்லப்பட்டு இருக்கிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை விடுவித்தி என்று எழுதப்பட்டு இருக்கிறது நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன விடுதலை தேவன் கொடுக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது விடுதலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கடன் இன்றைக்கு அநேக வேதனையோடு கூட இன்னைக்கு இருக்கிறார்கள் வருகிற பணமெல்லாம் விரயமாய் போய்விடுகிறது எங்களுடைய பணம் எல்லாம் பொத்தலான பயில போட்டது போல போய்விடுகிறது கடன் பாரத்து நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு விடுதலை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவது உண்டு சில வியாதிகளிலே பாருங்கள் ஒரு விடுதலை இல்லாமல் எத்தனையோ வைத்தியர்களால் பன்னெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி ஒரு விடுதலை இல்லாமல் இங்கு காணப்பட்டாலோ அநேக வைத்தியர்களால் அவள் வேதனைப்பட்டு சற்றும் கூட குணமடையாதபடிக்கு பாருங்கள் அவளுடைய வாழ்க்கையில வேதனை வியாதியில் அவளுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தது இன்றைக்கு அநேகர் வேதனைப்படுகிறார்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்கள் பலகீனத்தில் வியாதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி தெய்வ பிள்ளைகளே ஏதோ உன் வாழ்க்கையில நீ விடுதலை இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையிலே உன்னை சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு பாவம் உன்னை சிறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் நீ கத்தர் மீது உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது கத்தர் இந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த சூழ்நிலையில் இருந்து இல்லைங்கள் இந்த கடன் பாலத்திலிருந்து இந்த வியாதியில் இருந்து இந்த பிரச்சனையில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவார் எனக்கு இதிலிருந்து விடுதலை தர என் தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி நீ கத்தர் மீது உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயம் கத்தனுடைய விடுவிப்பார் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லி ஆம் தேவ பிள்ளைகளை உன்னை நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார் நீ பயப்படாதே இதோ இந்த பிரச்சனையிலேயே நீ மடிந்து போகிற கர்த்தனுடைய ஒரு காலம் விட மாட்டான் உன்னை விடுவிக்கிற தேவன் உன்னுடைய நம்பிக்கையை மருத்துவர்கள் மீது அல்ல இல்லை என்று சொல்ல மனிதர்கள் மீது அதிகாரிகள் மேலோ அதிகாரங்கள் மேலோ அல்ல உன்னுடைய நம்பிக்கையை கத்தன் மீது நீ இன்றைக்கு வைக்கும் பொழுது நிச்சயமாய் கத்தர் சொல்லுகிறார் உன்னை நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று உறுதியிட்டு தேவன் உனக்கு சொல்லுகிறார் தேவ பிள்ளையே அப்ப முதலாவதாக உன் நம்பிக்கை கத்தன் மீது வைக்கும் பொழுது உனக்கு அவர் தெய்வீக விடுதலை அவர் கொடுக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் ஒரு மெய்யான விடுதலை தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் எந்த மனிதர்களால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தெய்வீக விடுதலை கொடுக்க முடியாது யோவான் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி பாருங்கள் குமாரன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தால்தான் அவனுக்கு உண்மையான ஒரு விடுதலை உண்டு மெய்யான ஒரு விடுதலை உண்டு பாருங்கள் இன்றைக்கு தங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் பலகீனங்கள் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் இடத்துல நாம் போகிறோம் போவது தவறு அல்ல ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அவர்கள் எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் இன்றைக்கு சரியான விதத்தில் ஒரு பூரண விடுதலை கிடைத்து விடுகிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் ஆனால் தேவ பிள்ளைகளை அது அவன் பூமியில அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பலத்தோடு சுகத்தோடு கூட வாழ முடியும் வேதம் சொல்லுகிறது இன்று கண்ட எகிப்தியனை இனிமே காண மாட்டாய் கத்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பாரானால் அவன் பூமியில உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு கத்தர் ஒரு முடிவை கொடுத்து ஒரு தெய்வீக விடுதலையோடு கூட ஒரு சுகத்தோடு சமாதானத்தோடு கூட அவனாலே வாழ முடியும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு மனுஷன் கத்தன் மீது நம்பிக்கை வைப்பதினால் அவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் விடுதலை இன்றைக்கு உன் வாழ்க்கையில விடுதலைக்காக உன் கண்ணீரோடு கூட ஜபிக்கிற தேவ பிள்ளையே இதை நீ பார்க்கிறாய் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது என் கணவனுடைய காரியத்தில் ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கூட பார்க்கிற தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் உனக்குத்தான் சொல்லுகிறார் உன்னை நான் விடுவிப்பேன் உன்னுடைய நம்பிக்கை என் மீது இருக்கட்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய நம்பிக்கை என் மீது வை நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் முதலாவதாக நம்புகிறவர்களை கத்தர் விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு இருபத்தி இரண்டுல கத்த தமது ஊழியக்காரனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குச்சம் சுமராது என்று எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தரை நம்புகிற பொழுது நம் மீது எந்த குச்சமும் சுமராதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அதுபடினாலே கர்த்தரை முதலாவதாக நம்புங்கள் உடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக விடுதலையை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் இரண்டாவதாக கத்தரை நம்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி தியானிக்கும் பொழுது சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்பும் பொழுது நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு காணப்படுகிறது ஆனால் கர்த்த நம்ம இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உலக பிரகாரமாக நாம் ஆனால் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் பாருங்கள் ஒரு மனுஷன் இன்றைக்கு வெளியே போகிறான் என்று சொன்னால் அவன் திரும்ப வருவது கத்தருடைய கிருபை இருந்தால்தான் ஜீவன் சுகபலத்தோடு அவன் திரும்ப வர முடிகிறது தேவனுடைய பாதுகாப்பு இந்த உலகத்தில் நமக்கு தேவை நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உலகம் ஆக்கினைக்கு நேராக தீர்க்கப்படும் பொழுது உலகத்தை தேவன் அழித்தார் ஆனால் நோவா குடும்பமோ பாதுகாக்கப்பட்டது நோவாவின் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்தார் காரணம் என்ன நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அந்த கிருபை கிடைத்ததற்கு காரணம் என்ன பாருங்கள் நோவா கர்த்தரை நம்பினான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தெய்வனுடைய வார்த்தை அவன் நம்பினான் தெய்வனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படிந்து தெய்வனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணினார் தேவனுடைய பிள்ளைகளே யார் யாரெல்லாம் இந்த தெய்வத்தை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் அவர்களை தேவ பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தேவன் இன்றைக்கு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை அவர் தூங்குகிறதும் இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ பொல்லாங்கு இன்றைக்கு எத்தனையோ பொல்லாங்கு வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே பொல்லாங்கும் எய்யும் அக்னியஸ்திராயுதங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு பார்க்க நமக்கு நேராக பொல்லாங்கன் பலவிதமான பிரச்சனைகளை எய்கிறான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை அவன் கொண்டு வருகிறான் ஆனால் அவைகளுடைய வல்லமைகளுக்கெல்லாம் தேவனுடைய கரமானது நம்மை விளக்கி நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு பாருங்கள் மந்திரம் சூனியம் இன்றைக்கு பலவிதமான ஏவல்கள் செய்கிற மக்கள் ஏராளம் உண்டு பல விதத்திலையும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான பாருங்கள் மந்திர தந்திரங்கள் எல்லாம் செய்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிற கூட்டங்கள் ஒன்று ஆனால் பாருங்கள் சத்ருவும் நமக்கு அப்படிதான் நமக்கு விரோதமாக போராடுகிறான் ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்கும் பொழுது எந்த வல்லமையும் நமக்கு விரோதமாக பேலன்ஸ் செய்ய முடியாது வேதம் சொல்லுகிறது யாக்கோவுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி கத்தருடைய கரம் பாதுகாக்குமே ஆனால் எந்த மந்திரவாதமோ எந்த பில்லி சூனியமோ எந்த செய்வினையோ இல்லை என்று சொன்னால் எந்த சாப பாவ வல்லமைகளோ உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கத்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கும் தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது அவர் இஸ்ரவேளை காக்கிறவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது உன்னை அவர் பாதுகாக்கிறார் உன்னை பாதுகாக்கிறார் இரண்டாவதாக இரண்டாவதாக கத்தன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாதுகாப்பு தெய்வனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டருடைய பாதுகாப்பு மிகவும் ஒரு உன்னதமானது ஒரு தேவையான ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது கத்தருடைய பாதுகாப்பு மாத்திரம் நமக்கு இராவிட்டால் இன்றைக்கு நம் மண்ணில் இந்த பூமியில நம்ம உயிரோடு கூட இருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கு நம்மை அவர் பாதுகாக்கிறபடினால் தான் இன்றைக்கு இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் யாருக்கு இந்த பாதுகாப்பு என்று சொன்னால் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அதான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அதுபடினால் இரண்டாவதாக கத்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார் கொள்ளை நோய்க்கு விலக்கி கத்தர் பாதுகாப்பார் தெய்வ பிள்ளையை எல்லா சத்துருவினுடைய வல்லமைகளுக்கும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் விலக்கி காப்பார் ஒன்று முனி சேதப்படுத்தாது நீ பயப்படாதே தேவ பிள்ளையே நீ பயப்படாதே இதோ அக்கினி மதிலாக அன்றைக்கு யோகுவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்த தேவன் இன்றைக்கு உன்னை தம்முடைய வல்லமையினாலே பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அக்கினி மதிலாக உன் குடும்பத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நீ எதை குறித்து நீ பயப்படாதே உன்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது பறந்து காக்கிற பட்சியை போல அவர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி தேவன் உன்னை பறந்து காக்கிற பட்சியை போல அவர் பாதுகாக்கிறபடினாலே எந்த சத்துரு வல்லமைகளும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அது கிரியை செய்ய முடியாது இரண்டாவதாக நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் பாதுகாப்பு மூன்றாவதாக கத்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்பிக்கை ஒரு தைரியத்தை நமக்கு கொண்டு வருகிறது தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமை நமக்கு அதாவது ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கிறது பாருங்க தாவிதுக்கு ஒரு தைரியம் இருந்தது இஸ்ரவேல் எல்லாரும் கோலியாத்தினுடைய வார்த்தை கண்டு மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தாவிதுக்கு துளியளவு கூட அந்த பயம் இல்லை அவனுக்குள் ஒரு தைரியம் இருந்தது காரணம் என்றால் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ படையோ படைகளோடும் ஈட்டிகளோடும் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்துல வருகிறேன் அவனுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை கத்தருடைய நாமத்தின் மீது கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் அவன் சொல்லுகிற கத்தர் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை கத்தர் மீது இருந்தது அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்தது தேவனுடைய பிள்ளையை நீ கத்தரை நம்பும் பொழுது உனக்குள் ஒரு அசாதாரணமான ஒரு தைரியம் உனக்குள் கடந்து வரும் அந்த தைரியம் ஒரு சிங்கத்தை விட ஒரு சிங்கத்தை விட அந்த தைரியம் உனக்கு அதிகமாக இருக்கும் வேதம் சொல்லுகிறது நீதிமானம் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார் சிங்கத்தை விட அதிக தைரியம் உனக்குள்ளாக கடந்து வரும் எப்பொழுது என்று சொன்னால் கத்தல் மீது உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது சாத்ராத் மேஷா காப்பித்னேகோ பயப்படவில்லை தானியல் சிங்க குபியை பார்த்தவன் பயப்படவில்லை பாருங்கள் ராஜா சொல்லுகிறார் ஒரு மடங்கு ஏழு மடங்கு அக்கினி ஜுவாலை கூட்டின போதும் கூட அவர்கள் துளியளவு கூட அவர்கள் பயப்படவில்லை தைரியமாய் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த விஷயத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த இந்த எரிகிற அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் அப்படி விடுவிக்காமல் அதையே என்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்தாலும் கூட நீ நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு கூட நல்ல ஒரு விசுவாச அறிக்கையிட்டார்கள் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்குள் ஒரு தைரியம் வருகிறது ஒரு தைரியத்தை தேவன் கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே அந்த தைரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் கோழைகளை போல இருக்கக்கூடாது நாளை போல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் காணப்படக்கூடாது அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த தைரியம் எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால் கத்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது தைரியம் கிடைக்கிறது சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே தாவிது சொல்லுகிறார் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு நீர் என் ஆத்மாவிலே பல தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று அவர் சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நம்பிக்கையோடு கூட நீங்கள் கத்தரை கூப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு தைரியத்தை தேவன் உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே மூன்றாவதாக கர்த்தரை நம்புகிறதினால் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தைரியம் கிடைக்கிறது தைரியத்தை நமக்கு தருகிறார் மூன்றாவதாக நான்காவதாக கர்த்தரை நம்புகிறதினால் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று வேதத்திலே நாம் தியானிப்போம் ஆனால் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கடைசியாக நாலாவதாக கத்தன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன கத்தர் காரியங்களை வாய்க்க செய்வார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முதல் அதிகாரத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஒருவேளை நீ எடுக்கிற பிரயாசங்கள் கடந்த நாட்களிலே வாய்க்காமல் போயிருக்கலாம் நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிந்திருக்கலாம் பேதர் சொல்லுகிறார் அண்டவரே ராவ் முழுவதும் நாங்கள் வலையை போட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை வேதனையோடு கூட ஆண்டவரிடத்துல வந்து அவனுடைய தோல்வியை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான் கத்தர் சொன்னார் உன் வலையை ஆழத்தின் மேல் போடு ஆழத்தின் மேல் போடு அப்படின்னு சொல்லும் பொழுது மறு வார்த்தை அவன் ஒன்றும் சொல்லாதபடி கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு நம்பிக்கையோடு போகிறான் தேவனுடைய பிள்ளைகளே நம்பிக்கையோடு போகிறான் ரா முழுவதும் ஆனால் ஒன்று மகப்படும் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எவ்வளவோ தன்னுடைய பலத்தை கொடுத்து ஒன்று மகப்படவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஒன்று மகப்படவில்லை ஒரு பெரிய ஒரு தோல்வி அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அது அவனுடைய இருதயத்துல வேதனை கொண்டு வந்தது அந்த வேதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறார் ஆண்டவரை எல்லாம் முழுவதும் வலையை போட்டு ஒன்றாகப்படவில்லை ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக கடந்து வந்தது ஆழத்தின் மேல் போடு என்று சொல்லும் பொழுது அவன் அந்த வார்த்தை குறித்து கொஞ்சம் கூட அவன் நம்பிக்கை அச்சவனாக அல்ல நம்பிக்கையோடு அவன் ஆழத்தின் மேல் வலையை போடும் பொழுது பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்த தோல்வி ஜெயமாக மாறினது வாய்க்காமல் போனது பாருங்கள் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு கூட போய் அவன் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்தார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் வாய்க்காமல் போனது நிமித்தம் வேதனையோடு கூட நீ காணப்படலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் காரியங்கள் வாய்க்கும் என்று கத்து சொல்லுகிறார் உன் பிள்ளையினுடைய காரியங்கள் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கணவனுடைய கையின் பிரயாசத்திலே நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்திலே கத்தராகி தேவ நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னிலே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்லி ஆம் தேவ் தேவனுடைய பிள்ளைகளே அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவன் உங்களுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அஞ்சில சொல்லுகிறார் என் ஆத்துமா கத்தரை நோக்கி அமர்ந்தது நான் நம்புகிறது அவராலேயே வரும் என்று சொல்லுகிறார் நீ நம்புகிறது அவராலே வரும் நீ நம்புகிறது கத்தரை நம்பி இருக்கிறாய் நீ நம்புகிறது எதுவாக இருந்தாலும் அது கத்தராலே உனக்கு வரும் தேவனுடைய பிள்ளைகளே அது அப்படின்னாலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை என்னவென்றால் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் நீதியின் வழிகளை செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் உங்கள் நம்பிக்கை கத்தர் மீது இருக்கட்டும் எதை எதன் மீதெல்லாமோ இன்றைக்கு மனுஷன் நம்பிக்கை வைக்கிறான் ஜாக ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறான் பாருங்கள் பிசாசனுடைய வல்லமைகள் மீது தன்னுடைய பாரம்பரியத்தின் பாரம்பரியத்தின் மீது நல்ல நாள் கெட்ட நாள் இப்படிப்பட்ட எல்லா காரியத்தின் மீது தன்னுடைய நம்பிக்கை வைக்கிறான் ஆனால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எவைகளின் மீதும் அல்ல யார் மீதும் அல்ல நம்முடைய நம்பிக்கை கத்த மீது இருக்கட்டும் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கட்டும் நீ கத்தரை நம்பு கத்தர் உன்னை நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார் கத்தர் மீது நம்பிக்கை வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த தேவன் உங்கள் தலைகளை நிமிரச் செய்வார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான் எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை உம்மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கை குறித்து எங்களோடு கூட பேசினீர் ஐயா ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை உம்மீது நாங்கள் வைக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு சில வசனங்கள் மூலமாய் நாங்கள் தியானித்தோம் ஐயா உம்மை நம்புகிறவர்களை நீ விடுவிக்கிறேன் அப்பா உம்முடைய நம்பு உண்மை நம்புகிறவர்களை நீர் பாதுகாக்கிறீர் உம்மை நம்புகிறவர்களை ஆண்டவரே தைரியத்தை நீர் கொடுக்கிறீர் உம்மை நம்பும் பொழுது ஆண்டவரே காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி ஒரு நான்கு ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட நீர் பேசினீர் ஐயா இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனாகி கத்தர் ஆசீர்வதிப்பீராக கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக இதை பார்க்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் உம்மீது இருக்கட்டும் ஐயா ஐயா உண்மையே அவர்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையாக கொண்டு இருக்க நீர் கிருபை செய்தருள்கிறாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் கிருபை பெருகட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நாமே தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய நம்பிக்கை கத்தன் மீது இருக்கட்டும் கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் இந்த தேவன் ஒருபோதும் உங்களை வெக்கத்துக்கு உட்படுத்த மாட்டார் நீங்கள் கத்தரை நம்பி இருக்கும் பொழுது தலை நிம்மர செய்வார் மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படி இந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கிருபை செய்தருள்வாராக ஆமே எங்கள் முகவரி மகிமையின் ராஜா இயேசு ஜப வீடு பாஸ்டர் எஸ் அசோக் இருபத்தி நாலு இ காளியப்பா பிள்ளை சந்து மட்டக்கடை தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எங்கள் கைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்பது ஏழு ஆறு நான்கு அவர் அட்ரஸ் பாஸ்டரேஸ் அசோக் மஹிமேன் Raja Yesu prayer house twenty four E Kaliyappa Pillai சந்து Mattakadai Thoothukudi six two eight zero zero one Phone number 9600 489764